ஹே गाइस வெல்கம் டு ஏகுட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் உள்ள ஸ்பின் ஆஃப் சீரிஸான ஏலியன் வர்சஸ் ஷினோசுக்கு தான் full and full Tamil explain பண்ணி வீடியோ போட்டுருக்கோம் ஸோ அதோட ஏழாவது எபிசோடெலாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீ போடுறதுலே ஏழு நிமிஷம் வீடியோ தான் அதுக்கு எதுக்கு தான் ஒரு ஒரு வீடியோக்கும் ஏழு நாள் கேப் விட்டு எங்களை உயிர் எடுக்கிற சீக்கிரம் போட்டு தொலைஞ்சது என்னவா நீங்கள் திட்டுறது எனக்கு தெளிவாக புரியுது இப்போ தான் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் சும்மா வேறு லெவலான ஒரு பதில் கொண்டு வந்துருக்கேன் என்ன அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் சரியில்லை ஸோ இனிமே வீடியோ போடாமல் தடு தடுத்துச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம ஷீரோ வளர்றதை பார்த்து இது தாண்டா மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்ணை யூஸ் பண்ணி அதை ஷூட் பண்ண போகிறான் இதை பார்த்து நம்ம சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோவை காப்பாற்றுறதுக்காக அதை முன்னாடி வந்து நிற்கிறான் இந்த நேரத்தில் நம்ம மிக்சி வந்து ஏதோ அடலை முட்டையை கடிக்கிற மாதிரி நம்ம மொட்டையோட கையை கடிச்சு வச்சிடலாம் இவங்க கடிச்ச உடனே காண்டாத மொட்டை அவங்க கூட சண்டை போட போகிறான் அண்ட் இந்த நேரத்தில் நம்ம தலைவர் சின்சானை கொட்டிட்டு ஓடிடுறான் இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் போகமா போயிடுறாங்க ஸோ மொட்டை தலை இனி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க அண்டு அந்த இடத்துக்கு நம்ம கண்ணு மாதிரி ஒரு ரோபோட் இருக்குல்ல அந்த ரோபோட் வந்தது இருந்து இவங்க எங்கே போனாலும் அந்த ரோபோட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது அண்ட் இப்போ தான் அந்த ரோபோட்டை சின்சான் முதல் தடவையாக பார்க்குறான் அதுலேயும் அந்த ரோபோட் பார்க்குறதுக்கு ரோஸ் கலரில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு அவன் வேறு லெவலில் சந்தோஷமாகி அதை கையில் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறான் அது பார்க்குறதுக்கு ஏதோ பால் மாதிரி இருக்கிறதுனால அதான் அவன் தூக்கி போட்டு விளாட்றான் ஆனால் அவன் தெரியாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருது இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்காக ஓடி போகிறான் அண்ட் அந்த இடத்துல அந்த ரோபோட் இல்லை என்னடா இது நம்ம கண்ணு முன்னாடியே தான் இங்கே உதிச்சு ஆனால் இப்போது அதை இப்போ காணுமே இப்போ அது எங்கே போயிருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அண்ட் அந்த நேரத்தில் அவனுக்கு திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ சோர்ந்து போய் உட்காந்துறான் அவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதவு இருக்குது ஸோ அதை காட்டிக்கிட்டு அப்படி அந்த சீனை கட் பண்ணுறாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம மிக்சியும் ஹேரியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானியும் ஷீரோவையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க மொட்டை தலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வெடிகுண்டு தேடிட்டு இருக்கான் ஸோ அதுக்குள்ளே நம்ம அவங்கள கண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக தேடிட்டார் இந்த பக்கம் நம்ம சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோ ரொம்பவே அழகாக கொஞ்சின்னு ஸோ அதுக்கிட்ட அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்னை நான் விட்டு போக மாட்டேன்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசிட்டு ஸோ இவங்க எங்கே போகிறது தெரியாமல் அந்த உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க பார்த்தோன்னே வாடி போயிருந்தாங்க நம்ம சின்சன் வந்து பார்த்தோம் கலனோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணாமல் பிரகாசமாயிடுது நம்ம சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாகவே இருக்கு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ அந்த இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு இதே மாதிரி நிறைய திறமை இருக்கும் அவங்க அந்த கதவுக்கு பக்கத்தில் போய் இந்த ரூமுக்குள்ளே தான் ஜேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜேம்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது அவங்களோட ஸ்பேஸ் டெக் தான் ஸோ ஷின்ஷானா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு இடையில் இருக்க கேப் வழியாக பார்க்குறாங்க அந்த உள்ள அவங்க நினச்ச மாதிரியே அந்த ஸ்பேஸ் ட்ரக் இருக்குது அந்த ஸ்பேஸ் ட்ரக் அவங்களும் அங்கே இருக்க பட்டன்ஸ் எல்லாத்தையுமே அமைக்கி எப்படியாச்சும் இந்த கதவை திறந்துன்னு அப்படி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் கதவு திறக்கவே மாட்டேங்குது அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கா ஆகி ஸ்பேஸ்ஷிப் வெளியே போயிடுச்சு நம்ம ஹாரி சொன்னார் பட் ஆனால் இப்போ அது இங்கே இதுவும் அதுவும் ஒன்று தானே நம்மளுக்கு சரியா தெரியல நம்ம கதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால் நான் ஜேம்ஸ் நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டுலாம் நினச்சேன் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை நம்ம ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஜேம்ஸும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் ஸோ அவன் தான் என்னோட பார்ட்னர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சின்சான் அப்படின்ற ஒரு சத்தம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பி பார்த்தா அண்ட் அங்கே நம்ம ஹேரியும் மிக்ஸியும் வெறித்தனமாக ஓடி வந்துட்டுருக்காங்க அவங்க நான் சின்சானை பார்த்துட்டு மேலே பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவனும் மேலே பார்க்குறான் அண்ட் அங்கே நம்ம பெரிய ரோபோட் தலைகீழாக துரத்திட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா டே போச்சான் பையன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு புஜிபுரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடான் பட் ஆனால் எல்லன் அவனை தூக்கிட்டு அந்த ரோபோட்டிடம் தப்பிச்சு ஓடுறாங்க அந்த அறிவு கேட்ட ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஸ்பீட்லேயே அப்படியே குச்சிடும் ஸோ அதனால் அந்த ஃப்ளோரை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் சிக்கிக்கும் ஸோ இப்போ அதாவது அந்த இடத்த விட்டு நகர முடியல ஸோ அதனால் இவங்க தப்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ இப்போ நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருக்கிறது சேஃப்டி கிடையாது இங்கே என்ன வேணால் நடக்கலாம் ஸோ அதனால் நம்ம திரும்பவும் மொட்டை இருக்கிற ரூமுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மொட்டை ரூமா அங்கே போனால் அவன் என் ஷீரோவை கொண்டுருவான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டு நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா கவலை பண்ணுற சின்சான் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்போது எல்லாருமே திரும்பவும் மொட்டை இருக்கிற ரூமுக்கே போகிறாங்க அங்கே போனோடனே இவங்க நினச்ச மாதிரி நம்ம மொட்டை வந்து ஷீரோவை ஷூட் பண்ண போகிறான் பட் ஆனால் ஹாரி இந்த இடத்துல மொட்டைக்கே ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க குடிச்சிருப்பாங்கல்ல சோடா கொடுத்து அவர் கொடுக்குற ஐடியாவை அவர் கொடுக்குற ஐடியாவை கேட்கறதுக்கு சப்பையாக தான் இருக்கும் ஆனால் ஆனால் அது ஒரு தரமான ஐடியா தான் அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடாவை மனுஷங்க குடித்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அவங்களுக்கு ஏப்பா வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவரோட ஐடியா என்ன எல்லாருமே அந்த சோடாவை குடிக்கணும் அண்ட் யாருக்கெல்லாம் ஏப்பம் வருதோ அவங்க மனுஷங்க யாருக்கு ஏப்பம் வரலையோ அவங்க தான் ஏலியன் ஸோ ஃபஸ்ட்டு அதை ஷீரோவுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான் நம்ம மொட்டை சொல்கிறான் ஸோ இப்போ நம்ம ஹாரி அந்த சோடாவை ஷீரோவுக்கு கொடுக்குறாரு ஷீரோவுக்கு அதை குடித்த உடனே ஏப்பம் வந்துடுது ஸோ இப்போ நம்ம சிஞ்சனது பார்த்தீங்கன்னா டே மொட்டை இது மனுஷன் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டு நம்ம மண் மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி நான் ஒத்துக்கிறேன் இது மனுஷன்தான் இது கேட்டோடனே நம்ம ப்ரெஷ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடே மொட்டை பயலே அது ஆயிடா மனுஷனே இல்லைடா சின்சான் மிக்ஸி ஏர் எல்லாருமே அதை குடிச்சிட்டு அடுத்த செகண்டே ஏப்பம் போட்டுடுறாங்க ஸோ அவங்க மனுஷங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது ஸோ இப்போது எல்லாருமே சேர்ந்து நம்ம மொட்டை கிட்ட அதை கொடுத்து குடிடா அப்படின்னு சொல்கிறாங்க நம் நம்ம மொட்டையும் அதையை குடிக்கிறான் அந்த குடிச்சிட்டு அடுத்த செகண்டும் ஏப்பம் வந்துடுது ஸோ அவனும் மனுஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுது அடுத்தது நம்ம ப்ரெஷ் மாண்டிகிட்ட கொடுக்குறாங்க ஸோ அவங்ககிட்ட எல்லாம் அதை கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க கேட்டு நம்ம ப்ரெஷ் மாணி வந்து பார்த்திங்கன்னா எது இந்த மொட்டை வாங்கி வச்சு குடித்தேன் அந்த பாட்டிலே நான் குடிக்கணும் அதுக்கு நான் பாஷாயிலே குடிச்சிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி நினைக்கிறான் ஸோ அதனால் அவன் குடிக்க முடியாத நம்ம சொல்லிடுறான் பட் ஆனால் இவன் எங்கள் எல்லாருமே கம்பேர் பண்ணுறதுனால அவன் வேறு வழி இல்லாமல் அந்த சோடாவை குடிக்கிறான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடித்து முடிச்சிடறான் பட் ஆனால் அவனுக்கு ஏப்பம் வரலை ஏலே அப்ப நீ தான் ஏலியனா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து மிரட்டுறான் ஸோ இதை பார்த்து பயந்து போன பிரஷ்மட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சேப்பம் வரும்னு சொல் வர்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த பாட்டில் சோடாவையும் ஒரே மடக்கில் மொட்டக்கணும் குடிச்சிடறான் ஸோ இவன் மொத்த முடிச்சு சோடாவையும் குடிச்ச அடுத்த செகண்டே இவனுக்கும் ஏப்பம் வந்தது ஸோ இவனும் மனுஷன்தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது பட் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா நம்ம பிரஷ் மாட்டியும் ஒட்டுமொட்ட சோடாவையும் குடிச்சு முடிச்சதுனால ஸோ அதனால் அடுத்து நம்ம எல்லனுக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் சோடாவே இல்லை ஸோ இப்போ நம்ம பிரஷ் மண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லனை கை காட்டி எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ எங்கள் எல்லாத்துக்குமே முடிச்சு எழுந்திரிச்சிட்ட பொய் சொல்லியிருக்க ஸோ நீ தான் ஏலியன் அந்த மாதிரி அவன் அவங்க அவன் மேலே அவங்க மேலே பழிய போகிறாங்க ஸோ நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டியும் அதே தான் சொல்கிறாங்க எல்லனை தான் ஏலியன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வழக்கம் அப்புறம் நம்ம ஷீரோ இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுது ஸோ அதை பார்த்து நம்ம மொட்டை என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ இதுதான் ஏலினு அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மாற்றி மாற்றி இன்னொருத்தர் மேலே பழைய போட்டுருக்காங்க ஸோ அதனால் ஃபைனலாக நம்ம நம்ம எல்லாம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாரையுமே நம்மளால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ அடுத்து வர அந்த ஸ்பேஷிப்பில் இன்னும் என்னென்ன நடக்குது இன்னும் என்னென்ன ட்விஸ்ட்லாம் வரப்போகுது அண்ட் எப்போவோ காணாமல் போன நம்ம மிச்சி யோசி நீ எப்போ தான் திரும்பி வராங்க அப்படின்றத அடுத்தடுத்து வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எட்டாவது எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து போகிறது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்